அப்படி என்றால் இவ்வளோ நாளாக வந்துட்டு ஐந்துலேருந்து நற்பலன்களை கொடுத்து கொண்ட குரு வந்து இவ்வளோ நல்லா தீய பலன்களை ஆறாம் இடத்துல கொடுக்க போகிறாரா கண்டிப்பாக கிடையாது சரிங்களா ஏதோ ஒரு எந்த ஒரு பாவத்துக்கு போனாலும் குரு ஏதோ ஒரு பாவத்தை பார்த்து கொண்டே இருக்கும் அந்த பாவம் செழித்து கொண்டே இருக்கும் இப்போ குரு தனித்து இருந்தால் அந்த பாவத்தை சீர்குலைக்கும் கெடுக்கும் அப்படின்னா குரு தனித்து இருந்தால் கெட்டதெல்லாம் இல்லைங்க அது வந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் ஆனால் இங்கே குரு தனித்து இருக்கிற போடுறது கிடையாது கேதுவோடு இணைய போயிடுது ஆறாம் பாவத்தில் அப்படின்னா இந்த ஆறாம் பாவத்திற்கு இந்த குரு இணையம் காலகட்டங்களில் உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதீதமான வளர்ச்சி குருவுக்கர் மூல திரிகோண வீடு குருவுக்கர் ஆட்சி வீடு இன்னும் பலம் தான் ஆகும் உங்களுக்கு வேலைன்னு ஒன்று இருந்தால் அது நிரந்தரமாகும் அது ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக வருகிறார் வேலையில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்கம்மு அப்புறம் சேலரி வந்துட்டு இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே வந்துட்டு இந்த ஆறாம் பாவத்தின் மூலமாக உங்களுக்கு அதீதமான ஒரு உயர்வை கொடுத்து தான் இந்த இரண்டாம் பாவத்தின் பார்வையை பார்க்கிறார் இரண்டாம் பாவத்தில் சிம்மத்தை பார்க்கிறார் அது உங்களுக்கு அதிகரிக்கும் சரிங்களா இப்போ ஐந்தாம் பாவத்தையாக உங்களுடைய தொழில் சம தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போனா தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்டவற்றிலும் உங்களுக்கு வந்து ஒரு புகழ் தான் அதிகரிக்க போகுது ஒரு நல்ல பேர் வருவது நீங்களே பார்க்க முடியும் இன்னும் எப்படி வருது ஆனால் எல்லாருக்குமே நல்ல பேர் வருமா யாருக்கெல்லாம் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தொடர்பு அதாவது ஜாதக ரீதியாக குரு தசை குரு பக்தி நடக்கணும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு சில பேர் வந்து நார்மலாக பொசிஷன் மாற்றிடுவாங்க வேறு ஒரு டீம்லேருந்து டீமுக்கு மாட்டுவாங்க எந்த புகழும் கிடைக்காது ஆனால் யாருக்கெல்லாம் இந்த குரு குருடசை குரு பக்தி நடந்து ஒன்பதாம் அறிபடி பத்தாம் அறிபடி நல்ல நிலைமையிலிருந்து இந்த குரு பயிற்சி ஆகும் காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து இன்னொரு டீமுக்கு மாட்டும் போதே சில அவார்டு நல்ல இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே கொடுத்து செய்வாங்க இப்போ ஆறாம் பாவம் வந்து கடன் கடனை குறிக்கும் பாவம் ஆறாம் பாவத்தில் கடன் அதிகரிக்காது ஒரு புதுசாக ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த லோன் போட்டு செய்வீங்க லோனு இதெல்லாம் போட்டு இந்த வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் யார் வாங்குவாங்க யாருக்காவது நாலாம் பாவம் தசாபுத்தி நடக்கணும் பொதுவாகவே சொல்லக்கூடாது குருடசை ஆறுக்கு போயிட்டால் நல்லாயிருக்கும் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த தசாபுத்திகள் உங்கள் ஜாத ரீதியாக வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த குருடசை நல்லதையே செய்யும் சரிங்க இது வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவ அதிபதி தசாபுத்திலாம் நடந்துச்சுன்னா இந்த குருவும் குருவும் ஆறுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்துட்டு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அதிகரி வாங்க வாங்குவீங்க இதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கும் அப்படின்னா என்ன புட்டி வரும்னு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் இந்த குரு வந்து உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரா கெட்டது செய்ய போகிறாரு உங்கள் ஜாதக புட்டி சொல்லும் இதை வந்து இந்த குரு ஆறில் இருக்கும் குரு அதை ஆக்டிவேட் பண்ணுவார் அப்படின்னா பூட்டு எங்கே இருக்குது உங்ககிட்ட தான் இருக்குது சாவி தான் குரு சரிங்களா சரி இந்த பூட்டும் அந்த சாவியும் ஒத்து வரலன்னா இது பலனளிக்க போகிறதே கிடையாது அந்த மாதிரி தான் பல பேருக்கு வந்து குருடத்தை எந்த பலனும் தரல சில பேருக்கு குருடத்தை நல்ல பலன் தந்துச்சு இதற்கான வேற்றுமையான கார காலகட்டங்கள் இதுதான் அப்படின்னா இந்த ஆறாம் பாவத்தை உங்களுக்கு நீங்கள் எப்படி பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்கணும் ஆறாம் பாவங்கிறது என்னங்க குறிக்கும் பாவம் கடன் உதவி அதுக்காக செய்யுங்க இல்லை எங்கள் கடன் கொடுத்து படம் போயிருந்தால் கடன் யார்கிட்ட வாங்கலாம் பேங்க்கில் எப்படி வாங்கிறதுக்கான வழிமுறையை நீங்கள் சொல்லுங்க சொல்லிக் கொடுங்க நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிறது ஆறாம் பாவம் அப்படின்னா வந்து மருத்துவ செலவு இல்லை மருத்துவ உதவி எந்த மரு எந்த மெடி ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ஆறாம் பாவம் என்பது வந்து ஒரு அடிமை வேலையை செய்யக்கூடியது ஒரு வேலை செய்கிறீங்களா வேலை யாருக்கார் வேலை வாங்கி கொடுங்க இல்லை வேலை இப்படி போனால் ஈஸியாக கிடச்சிரும் அப்படிங்கிறத சொல்வது ஆறாம் பாவம் இது எல்லாமே செய்யுங்க அதுவே ஒன்பதாம் பாவ அதிபதி யாருக்கெல்லாம் ஃபாரின் வேலையில் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுங்க உங்களால் எதுவுமே முடியலன்னா அது தெரிஞ்சவங்கக்கிட்ட இவர்களை இணைத்து விடுங்க இது எல்லாமே ஒரு வழியில் உருவி ஒரு வகையான ஒரு கர்மாவை நீங்கள் மாற்ற முற்படுகிறீர்கள் இது உங்களுக்கு பா நல்ல பாசிட்டிவ் பலனும் தான் தரும் நெகட்டிவ் கொண்டு போகாது இந்த குருடசை குரு பக்தி தொடர்பு இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு கர்மாவை நீங்கள் ஏற்படுத்தலாம் ஒரு தொட ஒரு பரிகாரமாக நீங்கள் செய்யலாம் இந்த ஒரு வருடத்தில் அது எப்போங்க செஞ்சால் நல்லாயிருக்கும் சரிங்களா அப்படின்னா ஒரு உங்கள் லக்கணம் ராசிக்கு குரு இப்போ ஆறாம் இடத்தில் செஞ்சு செஞ்சிருக்கிறார்னா உங்கள் லக்கணம் ராசிக்கு சூரியன் எப்பொழுது வந்து ஏழாம் இடத்துலையோ இல்லை ஒன்பதாம் இடத்துலையோ உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ அதற்கு திரிகோணங்கள்லையோ இல்லை குருவோட சூரியன் நினைவும் காலகட்டங்களில் நீங்கள் ரெண்டு பரிகாரம் செய்வது நல்லது வாரம் வாரம் செய்வது அதை விட இன்னும் சிறப்பு அதுவும் வியாழக்கிழமையாண்டு செய்வது இன்னுமே சிறப்பு ஏதாவது சந்தேகம் என்றால் நீங்கள் கேட்கலாம் நன்றி ஓம் சிவ